ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரண்ட் எடிட்ஸில் இப்போ கரண்ட்டை என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம் இது என்னோடய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோ இந்த ஃபோனில் என்னென்னா போக்கோ எம் த்ரீ இதில் வந்து மூணு கலர் இருக்குது blue colour yellow colour black colour நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிற கலர் என்னென்னா ப்ளூ கலர் இதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே வேறு லெவலில் இருக்கும்னு நானும் நம்புகிறேன் நீங்கள் பாருங்கள் six point five three inch full HD plus display இருக்குது Qualcomm Snapdragon six six two processor இருக்குது சிக்ஸ் ஜிபி ரேம் இருக்குது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜுங்க ரோம் அப்புறம் rear camera triple camera forty eight MP plus two MP plus two MP front camera தெரியும் எயிட் எம்பி எம்பின்றது உங்களுக்கே தெரியும் megapixel six thousand mAh battery இது ஒன்று தாங்க இன்னும் அதிக அளவில் அட்வான்டேஜ் தர்றது ஒரு குச்சி யூஎஸ் ரிலாக்ஸிங் என்று பார்த்துருக்கீங்களா நான் பொறுமையாக குத்துறேன் இப்போ ஓனர் இவர் எப்படி பாஸ்டாக குத்துனாரு பார்த்தீங்களா வேறு இல்லை பொறுமை பத்தாரா சதக் முடிஞ்சுங்க இப்போ செல்லுதா என்ன செல்ல காணும் என்னங்க இது தப்பாக வந்து எதுக்கு இது மூஞ்சில் என்னங்க செல்லு வரும் பார்த்தா வேற என்னமோ வந்திருக்கு டெம்பர் கிளாஸா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இருந்துச்சு ஜி என்ன ஜி என்ன ஜி இது temper glass ji ji vibe சொல்லுங்க ஏய் செம்மல அது நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்து செகண்டா சரி சரி இப்போ வரைக்கும் பார்த்துருக்கிறது டெம்பர் கிளாஸ் டெம்பர் கிளாஸ் நான் நைட்டு நான் தான் எடுப்பாங்க பிளேடை <laughs> வச்சு போனான் <laughs> பிளேடு எங்க கையில குத்திருமில்ல ஜி குந்தா வராங்க போடுங்க வேற நாள் இந்தாங்க நான் ஒரு சதக் சதக் இல்ல போட தெரியலாத ஆமா உன ஜி ஜி ஜி ஜி ஜி என்ன ஜி குண்டாங்கிரியா பண்றீங்க ஜி ஜி ஜி ஜி ஜி இங்க ஒரு இது போடணும் ஜி ஆமா அதுல பாரு அதுல ஏ வச்சு கிழிச்சு உள்ள போடு ஓட்டுறாங்க. சம்மச்சி சம்மச்சி யார் வாழு வா வா வா phone phone phone lock lock இருக்கு ஓகே நான் வாங்கியிருக்கிறது ஒன் ப்ளஸ் நல்லா பார்த்தேன் சும்மா ஜி இது வந்து போக்கோ எம் த்ரீ வா வா வா வா ஊ பார்த்துக்கோங்க தப்பாக இதுதான் இருக்குது ஆட்டோமேட்டிக் இருக்குது பார்த்துக்கோங்க ஜி போக்கோ எம் த்ரீ வேற போடுங்க பார்த்துக்கோங்க நாங்கள் எடுக்கிற மொபைலோட இது எல்லா வகையிலும் கூடினது ஆறாயிரம் எம்ஏஹெச் இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க six thousand mAh battery gorilla glass அதனோட இப்போ ரிவ்யூ பண்ணுறவ கூட ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டிடும் இதில் வந்து one twenty eight RAM one twenty ROM oh super பாட்டி இப்போ தானே பார்க்குறேன் பாட்டி ஜி இப்போ இதில் ரிலீஸ் ஏங்க இது எஸ்பெஷலி மேட் இன் இந்தியா பார்க்குறீங்க பார்க்குறீங்க தலைவர் கத்தி போடுறதே பாருங்கள் வேற லெவலில் தெரியுங்க பார்த்துக்கங்க இதை வேற லெவல் வேற level phone Oppo M three it's amazing amazing எங்கே ஃபோனை எடுத்துங்க வேற லெவலு அங்க பாருங்க நீ ரிவ்யூ பாருங்க பாருங்க ஜி இது வந்து எஜெக்டர் பின்னலாக இருக்கு ஜி இதில் வாங்க நம்மளே பார்ப்போம் கவர் இதுலேயே வந்து ஸோ பரவாயில்ல இதுலேயே கவர் இருந்துச்சு அப்போ கேன்சல் பண்ணிடுறேன் பார்க்குறீங்க பவுச் கவர் வந்து இதுலேயே வேற ஃபோன் நல்லா பாருங்க என்னங்க இப்படி போடுறீங்க ஒன் பிளஸ் இப்படி தான் போடுவேன் வேற லெவல் வேற லெவல் அடுத்து பாருங்க சார்ஜிங் போட்டு ஹெட்டு ஹெட்டு கொடுத்துருக்காங்க இது எத்தனை எத்தனை வாட்ஸ் ஜி எம்ஐ சார்ஜர் தான் ஏன்னா போக்கோ வந்து ஒரு எம்ஐ ப்ராடக்ட் உங்களுக்கே தெரியும் five C cable C type cable ji பார்த்துக்கோங்க இது வந்து கிட்டத்தட்ட ஆப்பிள் ஃபோன் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான இதுதான் அந்த அளவுக்குலாம் வந்து இல்லை பன்னெண்டாயிரம் மொபைல் பன்னெண்டாயிரம் மொபைல் இட்ஸ் நைஸ் அவ்வளோதாங்க ரிவ்யூ அவ்வளோதான் பாருங்க செல்லை ஆன் பண்ணலாம் செல்லை ஆன் பண்ணுங்க இதில் வந்து கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலி மருந்து சின்னமாக இருக்குது ஸ்க்ரீன் ஆயிடுச்சு ஆன் ஆன் ஆகுது பார்த்துக்கோங்க ஆன் ஆயிடுச்சு பாருங்க போக்கோ கேட்லாக் கொடுத்துருக்காங்க பாருங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போறேன் எட்டு பார்த்துக்கலாம் இதுதான் கேட்லாக் அப்படின்ற பேர்ல எலி சீட்டு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அவ்வளோங்க ரிவ்யூ செல்ஃபோன் வந்து உங்களுக்கே தெரியும் இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் அப்படி தெரியலைன்னா நல்ல முறையில் வேறு இருக்கு பாருங்கள் சிம் ஸ்லாட் வந்து ஏங்க ரெண்டு சிம் ஸ்லாட்டுங்க அதுவும் ரெண்டுமே நேனோ கொடுத்துருக்காங்க நேனோ சிம்மு இன்னொன்று வந்து என் மைக்ரோ எஸ்டி போட்டுக்கலாம் இப்போதைக்கு சிம்மு எதுவும் வாங்கலை சிம்மு தலைவர் இனிமேல் தான் வாங்கணும் எடப்பாடி கொடுப்பாரு சிம்மு எடப்பாடி வந்து ஆன்லைன் கிளாஸ்க்காக சிம்மு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரா நெட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாரு இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம ஏடிஎம் கேட்டே போடுங்க சரி அப்படிலாம் போடாங்க <laughs> இதெல்லாம் இதெல்லாம் அரசியல் வேண்டாமே சரி இருங்க அடுத்து வாங்க சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரிங்க மெயின்லி சார்ஜிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் அதுவும் எம்ஐ ப்ராடக்ட் நல்லா பார்த்துக்கோங்க எம்ஐ ப்ராடக்ட் மொபைலே எம்ஐ ப்ராடக்ட் தாங்க இது கேபிளும் பார்த்துருப்பீங்க வேறு லெவலு நாங்கள் இதை வந்து உங்களுக்கே தெரியும் இதில் நாங்கள் பவுச் வேறு வந்துருச்சு ஜி பவுச் வந்துருச்சு ஜி நம்ம வேறு தெரியாமல் ஆர்டர் கொடுத்தோம் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை ஃப்ளிப்கார்ட்லேருந்து கேன்சல் பண்ணணும் அதான் matter okay thank you thanks for வாட்சிங் திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் வேற லெவல் ஜி